Excuse me, sir. May I come in? Yes. Small. Come. Thank you, sir. Certificates. Yes, sir. B. பாருங்க Plus two fail. Yes yes sir Check. Interview போலாமா சார் இன்டர்வியூ எங்கேருந்து தான் சொன்னாங்க போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா இன்டர்வியூ எங்க தானே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ சரி சார் okay done Tipu Sultan செத்தது எந்த வாரில் கடைசி வரல சார் அதான் சார் கடைசி வாரில் அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் செஞ்சிட்டாங்க சார் செஞ்சிட்டாங்களா சரி ஓகே சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம் சிங்கம் சூர்யா நடிச்சது சார் சிறுத்தை கார்த்தி நடிச்சது sir oh Suriya Karthi brothers ஆமாம் sir Singam Siruthai what combination one minute sir Yes? Sir water sir. Water? Yeah. Take. Thanks, take. sir. Take this, take that, take everything. Take, sorry sir sorry sir rocket எந்த ஸ்பீடில் போகும் சொருன்னு போயிடும் சார் எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடாக போகுது எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடாக போகுது you don't know you are asking me நீங்க வா நான் அங்க வரேன் ஓகே சார் சாரி சார் உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன சொல்லி எங்க அமிச்சா உண்மையை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா sir no no love you போ உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருப்பான் அவன் சொல்லு நான் சொன்னான் சார் ஓகே நீ போய் அவனை வர சொல்லு சார் நீ போப்பா oh, அவனை வர சொல்லு நீ ஓகே சார் ஐயோ சார் என்ன file sir file twelfth fail உனக்கு ஒரு ஃபைவ் போ பா போ சரி சரி கெட் லாஸ்ட் மச்சா என்னாச்சு இன்டர்வியூ மெர்சல் ஐட்டம் மெர்சல் ஐட்டம்ல உனக்கு உள்ள கூப்பிடுறான் போ சரி ஆமா எப்படி இந்த டைம்ல மாட்டிட்டு வேலை செய்யற இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ sir may come in sir oh come in உன் ரெக்கமெண்டேஷனா ஆமாம் சார் சார் ஏரியாவில் நிறைய பசங்க இருக்கிறானுங்க சார் வேணாம்மா வேணாமா வா வேணாம் சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் தேங்க்யூ சார் அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட் நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் sir I repeat the same question sir already working here interview voice sir no no no no no sir take your own time just for okay sir okay Tipu Sultan செத்தது எந்த வாரில் திப்பு சுல்தான் செத்தது செத்தது எந்த வாழ சார் திப்பு பாடகர் சார் சுல்தான் தான் யார் டேக் டைம் தெரியாது இல்லை சார் ஐடியா இல்லை சார் திப்பு சிங்கர் ஆ கன்ஃபார்ம் சார் சுல்தான் தெரியாது இல்லை ஆ ஆமாம் சார் தெரியல சார் பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார் ஓகே ஓகே சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம் சார் சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார் ஓ சிறுத்தை வந்து வத்திப்பேட்டில் சார் மேட்ச் பாக்ஸில் இருக்கும் congratulations thank you sir very good very good how can you get this intelligence I sir rocket எந்த ஸ்பீடில் போகும் சார் ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீடில் போகும் ராக்கெட் இல்ல சார் சின்ன வயசுலேருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார் ஆனால் இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் எல்லாம் கொளுத்திடுறேன் சார் ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிரும் சார் அது மட்டும் நான் விட்டது இல்லை இதெல்லாம் பண்ணுவேன் சொல்றேன் சேஃப்டியே கிடையாது சார் நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா get out sir get out sir போடா சரிடா நீ ஆ எம்டிடா உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா പൊടാ സോപ്പുവായ പോടാ സോപ്പുവായ